உங்களுக்கு வீடியோ ரெஃபரன்ஸ் வேணும் செக் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க next sari sari number five six three five sixty three இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஸ்கட் ப்ரௌன் கலர்லேயே வெரி லைட் கலராக இருக்கும் பேஸ்டல் ஷேடு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா சாரி அதே பேட்டர்ன் தாங்க இது சின்ன சின்ன மேங்கோ புட்டா வந்து கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் ஜரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வரும் இது பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் சேரீயுடைய ஹோல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் இருக்குங்க அதாவது பாடி ஆஃப் சேரீ பல்லு ப்ளவுஸ் ஈவன் பல்லுவில் வரக்கூடிய டசல்ஸு சேர்த்து தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து six point two metre length இருக்கும் வித் ஆஃப் த சாரின்னு பார்த்தீங்கன்னா forty five point five inches above இருக்கும் length of blouse above seventy centimetre இருக்குங்க sari number five six four பார்த்துட்ருக்கோம் இது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீ பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் டிசரிலையுமே ஈவன் ஒரே புட்டாலே வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் இந்த சாரீஸை நீங்கள் வாங்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து six thousand two hundred rupees ஒரு சாரியோடைய ப்ரைஸ் வந்து six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க சாரியுடைய price six thousand two hundred மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுங்கள் நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் sari number five sixty five பார்க்குறீங்க இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்களா உங்களுக்கு பெய்ஜு பாடியில் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் sari number five double six colour red colour பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியிலே வருதுங்க பாடியில் top and bottom not only body top and பாட்டமில் உங்களுக்கு அது த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது ஹரிசாண்டலாக அது வந்து ப்ளவுஸ்லேயுமே இருக்குது அதாவது ஹோல் சாரிக்குமே அந்த லைன் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வருது cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அந்த அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான அமௌண்ட்டுங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னமோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்டேட்லேருந்து நீங்கள் ஒரு சாரி பிக் பண்ணுறீங்கன்னா six thousand two hundred rupees நீங்கள் பார்சல் வாங்கும்போது கொடுக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணணும் சப்போஸ் நீங்கள் பார்சல் வாங்கலை கேஷ் ஆன் டெலிவரியில் பார்சல் வாங்கலை அது ரிட்டன் வருது அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி பே பண்ண த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா வந்து நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த பார்சல் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அதனால தான் ஷிப்பிங்கை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல நீங்கள் வாங்காமல் திரும்பி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா நாங்கள் அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ் திரும்பி வர்றதுக்கு ஒரு சார்ஜுன்னு ரெண்டையுமே நாங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி பே பண்ணுற த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் இஃப் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க அது ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டார்க் வயலட் கலரில் இருக்குது சாரியுடைய number five six seven sari number five six eight இது வந்து நேவி ப்ளூ கலர் இதுலேயுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் அந்த த்ரீ கோல்டு ஜரி லைன் வந்துடுது கோல்டு அண்ட் சில்வரில் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இந்த சாரீனா இந்த அப்டேட்டில் பொதுவாகவே நம்ம நம்ம ஷோ பண்ணக்கூடிய எல்லா சாரீஸ்லையுமே வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் இன்னர் லேயர் உள் சுத்து வந்து பிளைனாக வருங்க next sari sari number five six nine இது வந்து grey colour white and black காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரி கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ரிட்டன் பாசிபிளை பொறுத்த வரைக்கும் அதாவது சாரீ டேமேஜாக வந்ததுன்னா மட்டும்தாங்க ரிட்டன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் மற்றபடி கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட்டு சாரியில் சில இடங்களில் விசிபிள் ஆகும் அதே மாதிரி சின்ன சின்ன த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகுங்க அண்ட் புட்டா சாரியாக இருந்ததுன்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாவில் லைட்டாக விலகி இருக்கும் ஸோ கைத்தறியில் கண்டிப்பாக வந்து கைத்தறி மார்க்ஸ் வந்து இருக்க தாங்க செய்யும் sari number five seven zero colour royal blue இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் ரிசரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் சாரீ ஒவ்வொரு சேரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுது ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்திரையில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய saris six thousand two hundred ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு three hundred rupees extra charges வருங்க நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடியிலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்க்லேயே வந்து லைன் வரும் டாப் அண்ட் பாட்டமில் ஜஸ்ட் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மட்டும் பார்ட்ரு வரும் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்குதுங்க மற்ற சரியில் வந்து உங்களுக்கு பாடியில் ஃபுல்லாக ப்ளைனாக வந்த மாதிரி இருக்கும் ப்ளைனில் வித் புட்டாவோடு இருக்கும் இதில் பாடியிலையுமே லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மகிட்டேருந்து ரிப்ளை வரும் சாரியோடைய நம்பர் ஃபைவ் செவன் ஒன் சொல்லியிருந்தேன் அதோடைய கலர் மட்டும் சொல்லுங்கள் pinkish orange double shade colour so பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்